வணக்கம் இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு thirty three thousand two hundred hundred range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் போகுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மே தேர்ட் மார்க்கெட் ஓப்பனிங்கே கேப் டவுன் தான் இந்த மாதம் ஸோ இது நம்ம bank Nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ப்ரீவியஸாக செல் கால் வந்தபடி மார்க்கெட் வந்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இன்றைக்கி மே தேர்ட் என்ன மாதிரி கால்ஸ் கொடுக்குது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து வருது thirty two thousand five fifty ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது டைம் இப்போ பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி நைன் ஆகுது கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் கலரில் இருக்கும் நோட் பண்ணியிருப்பீங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றனால கேண்டில்ஸ் ரெட் கலரில் வந்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது பையிங் ட்ரெண்டாக வரும்போது கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகும் அந்த கேண்டில்னுடைய கலர் மாறுறது ஓப்பன் பாயிண்ட்லே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அந்த பாயிண்டில் தான் உங்களுக்கு பைக்காலும் வரும் ஸோ நமக்கு தேர்ட்டி டு ஃபைவ் ஃபிஃப்டியில் சேஞ்ச் ஆயிருக்கு சேஞ்ச் ஆனோன்னு இப்போ பைக்கால் வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பையிங் ஆர்டர் பேங்க் நிஃப்டியில் ப்ளேஸ் பண்ண வேண்டியதான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து டார்கெட் என்னென்னு பார்த்துட்டு அதையும் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் நமக்கு இந்த கால் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பையிங் பாயிண்ட் என்னென்னு வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் மேலே பாருங்கள் டார்கெட் ஒன் வந்திருக்கு thirty two thousand six thirty one second target thirty two thousand seven twelve so இப்போ நம்ம வந்து டார்கெட்ஸ் என்னென்ன ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இதை பச்சு நம்மளே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் டைம் இப்போ டென் ஃபார்ட்டி ஆகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் போனாலும் அதுக்கப்புறம் அகெயின் வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுது இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது விஷுவலாகவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தோன்னே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரேடிங் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மார்க்கெட்டில் ரெண்டு ட்ரெண்ட் தான் இருக்குது ஒன்று பையிங் ட்ரெண்ட் இன்னொன்று செல்லிங் ட்ரெண்ட் ஒன்று வாங்க போகிறோம் இல்லாட்டினா விற்க போகிறோம் ஸோ இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னே புரிகிற மாதிரி கேண்டிலுடைய கலரை வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ பையிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் எல்லாமே கலர் வந்து க்ரீன் கலர்லேயே தான் ஓப்பன் ஆகும் ஒன்ஸ் இந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது அடுத்த கேண்டில் ஓப்பன் ப்ரைஸில் தான் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக சேஞ்ச் ஆகும் செல் காலும் வரும் செல்லிங் ட்ரெண்டாகவும் மாறும் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே அந்த கேண்டிலுடைய ட்ரெண்ட் என்ன கலர் என்ன எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் ஸோ பை பண்ணலான்னா என்ன பாயிண்டில் பண்ணலாம் டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இதை டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ ஃபைவ் ஃபிஃப்டியில் நமக்கு கால் வந்துச்சு ஸோ அந்த ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருக்குது நமக்கான டார்கெட் பார்த்திங்கன்னா thirty two thousand six thirty one காட்டுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது தேர்ட்டி டூ ஃபைவ் எயிட்டி இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது ஒரு விஷயம் என்னென்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே நல்லா ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ பாசிட்டிவாக இருக்கனால மேக்ஸிமம் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டும் வேறு இன்றைக்கி ஓப்பன் ஆனதே கேப் டவுன் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு தான் ஆக்சுவலி ரெக்கவரியே கொடுக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இன்ட்ராடேயில் நமக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதையும் இது வந்து காட்டிகிட்டே இருக்கும் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் போயிட்டு ரெக்கவரி ஆகுது ரெக்கவரி ஆகுதுன்றனால நமக்கு இந்த ரேஞ்சில் வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பையிங் பாயிண்ட் என்ன டார்கெட்ஸ் என்னன்ட்டு வருது அதே மாதிரியே மார்க்கெட் இப்போ ரைஸ் ஆகணுன்னு அங்கேருந்து ரிவர்ஸ் வந்துச்சுனாலும் மார்க்கெட் வந்து ஏறுது ஒரு ஹை போகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் வருதுன்னா அதுவும் என்ன பாயிண்டில் செல் பண்ணலான்னு நமக்கு வந்து இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் பேசிஸ்லே தான் இருக்கும் அதாவது மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை ஒட்டினாப்லே தான் இருக்கும் மார்க்கெட் சின்ன சின்ன அசைவையும் நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணும் ஸோ இது மூலிமா நம்மளால் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும் ஸோ இன்னும் நமக்கு பைக்கால் வந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் வந்துருச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு தேர்ட்டி டூ ஃபைவ் ஃபிஃப்டியில் நமக்கு பைக்கால் வந்தது இப்போ five fifty one fifty three இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்த்து ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னமும் மார்க்கெட் வந்து thirty two five seventy five sixty இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு நமக்கு first order thirty two six thirty one break out பண்ணால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிரேக் அவுட் ஆகுதான்ட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பைக்கால் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின கேண்டில்லாம் பாருங்கள் நல்ல பெரிய பெரிய ரெட் கேண்டிலாக இருக்குது பைக்கால் ஓப்பன் ஆன கேண்டிலும் நல்லா பிக் மூமெண்ட் கொடுத்துச்சு பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது ஏன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து ரைசிங்லேயே ஏறிக்கிட்டேவும் இருக்காது கொஞ்சம் கூல் டவுன் ஆகிட்டு ஆகிட்டு தான் ஏறும் கொஞ்சம் இறங்கும் அதுக்கப்புறம் ஏறும் மறுபடியும் கொஞ்சம் இறங்கும் ஏறும் அதே மாதிரி டவுன் போகும்போதும் கொஞ்சம் கூல் ஆகிட்டு தான் இறங்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரெண்டு வந்து எப்பயுமே இருக்கும் நம்ம வந்து ஒரு ட்ரெண்டு ஓரளவுக்கு நல்லா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி கிடச்சா நல்லாயிருக்கும்ன்ட்டு அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரைனிங்ஸ் பண்ணுறோம் ஸோ மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணும் கொஞ்சம் பிரேக் அவுட்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் பண்ணலாமா என்னென்னு பார்த்துட்டு நமக்கு வந்து கால்ஸ் வந்து வரும் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்க ஆயிருக்கு டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் கொடுக்குறோம் கொடுக்குற கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணுது ஸோ இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டியில் பை கால் டென் ஃபார்ட்டிக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அச்சீவ் ஆயிடுச்சு டைம் இப்போ பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் வருது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா டார்கெட்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு பிரேக் அவுட் பண்ணது இப்போ ரிவர்ஸ் ஆனதுனால செல் காலாக சேஞ்ச் ஆயிருக்கு thirty two four twenty three point ஃபார்ட்டியில் செல் கால் வந்திருக்கு first order thirty three thirty two thousand three forty two காட்டுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்ட்டு ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக வந்து நமக்கு வந்து ஆக்சுவலி வந்தது பை கால் பை கால் வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங்கில் ஒரு டென் ஃபார்ட்டிக்கே வந்துச்சு ஃபார்ட்டி ஃபைவ்ல அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கப்புறமும் மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ரைசிங் வந்து கொடுத்துச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக வந்தது செல் கால் நம்ம ஓப்பனிங்லேயே பார்த்தோம் தானே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கண்டினியூ ஆச்சுல ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென் ஃபார்ட்டி வரைக்கும் பைக்கால் வரல அதுக்கப்புறம் பைக்கால் அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா ஏறிட்டு இறங்குதுன்னொன்னே செல் கால் இப்போ நமக்கு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டோடே தான் நமக்கு வந்து இருக்கும் பை பண்ணலான்னா கேண்டில்னுடைய ஓப்பன் ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அது என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் டார்கெட் என்னென்ன ஸ்டாப்லாஸ் என்னென்ட்டு வரும் அதே செல் பண்ணலானாலும் கேண்டில்னுடைய ஓப்பன் பாயிண்ட்லேயே செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட்டுன்னு வந்துடும் ஓப்பன் பாயிண்ட் தான் வரும் டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு நமக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பைசல் கால்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் ஜென்ரேட் பண்ணும் டெய்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடையும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறும்போது கால்ஸ் வந்து இப்படி தான் நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா thirty three thirty two thousand three seventy ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது நமக்கு இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி த்ரீ ஆகுது டார்கெட் இப்போ நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ மார்க்கெட் நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்துச்சு பட் ஆனால் அப்போதைக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணல பிரேக் அவுட் கொடுக்கல ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸில் ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆனது இப்போ ஒரு டென் ஃபிஃப் டுவெல் ஃபிஃப்டீன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா thirty two four twenty range buy call வந்து செல் கால் வந்த ரேஞ்சிலே தான் ட்ராவல் பண்ணுச்சு அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுனில் இறங்குச்சு ஸோ இது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது லெவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது இப்போ தான் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஆக்சுவலி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ டார்கெட் கிட்டக்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்தாலும் பிரேக் அவுட் ஆனது இப்போ தான் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து கால் அது ஒரு டென் ஃபார்ட்டிக்கே வந்து நம்ம பார்த்தோம் ஓப்பனிங்லேயே லைவாக வந்து பார்த்தோம் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி நல்லா தேர்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் ரைஸ் ஆச்சு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் போனால்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 பட் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பை கால் காட்டும் ஸோ அது ஒன்றும் இல்லை புட் ஆப்ஷன்னா நம்ம பை பண்ணுறோன்னா கால் ஆப்ஷனில் செல் பண்ணணும் கால் ஆப்ஷனில் செல் பண்ணால் புட் ஆப்ஷனில் பை பண்ணணும் அந்த கான்செப்ட் தான் ஏறுறது இறங்குறது தான் நம்ம டிசைட் பண்ணணும் ஃபோர் எயிட்டி சிக்ஸில் நமக்கு செல் கால் வந்திருக்கு ஒரு டென் தேர்ட்டி சிக்ஸுக்கு அதுக்கப்புறம் டென் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு அதுக்கடுத்து பை கால் வந்துச்சு ஃபைவ் நாட் செவனில் புட் ஆப்ஷனில் லெவன் தேர்ட்டி ஃபைவ்க்கு அதுவும் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்து கண்டினியூஸ் ரைசிங் ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ரிவர்சல் வந்தாலும் மார்க்கெட் டார்கெட்டை நல்லாவே வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் டெய்லி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாட்டினா ஃபியூச்சர்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ்